இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்ததடி இதுதானோ சொந்தம் இதயம் சொன்னதடி கண்ணாடி பிம்பம் பட்ட கயிர் ஒன்று இல்லையடி கண்ணாடி ஊஞ்சல் பிம்பம் ஆடுதடி நீ ஒன்று சொல்லடி பெண்ணே இல்லை நின்று கொல்லடி கண்ணே எந்தன் வாழ்க்கையே உந்தன் விழி விளிம்பில் என்னை துரத்தாதே உயிர் கரையே ஆகும்